கேரள மாநிலத்தில் அங்கமாலியில் குரட்டியைச் சேர்ந்த இளம்பெண் வைஷ்ணவி என்ற பெண் பொறியியல் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் ஆறு மாதங்களுக்கு முன்பு இவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது முகேஷ் என்ற நபரை திருமணம் செய்து கொண்ட வைஷ்ணவி மாமியார் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அப்பொழுது மாமியாருக்கும் வேறு ஒரு நபருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது வைஷ்ணவிக்கு தெரிய வந்துள்ளது மருமகள் வீட்டில் இருக்கும்போதே வைஷ்ணவியின் மாமியாரை பார்க்க அந்த கள்ளக்காதலன் அடிக்கடி வந்து சென்றுள்ளார் இதனால் வைஷ்ணவிக்கு ஆத்திரம் ஏற்பட்டு மாமியாரிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கள்ளகாதலன் மீண்டும் இவர்களது வீட்டிற்கு வந்துள்ளார் வைஷ்ணவி அவரை வீட்டிற்குள் விடாமல் தடுத்துள்ளார் இதனால் ஆக்கிரமடைந்த கள்ளகாதலன் வைஷ்ணவியை பலமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் வைஷ்ணவி கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைஷ்ணவி பதிவிட்டுள்ளார் எனது கணவர் வேலைக்கு சென்றவுடன் மாமியாரின் கள்ளகாதலன் வந்துவிடுவார் என்னை ஒரு அறையில் பூட்டிவிட்டு இருவரும் உல்லாசம் அனுபவிப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தெரியவர அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்